திமுக எம்எல்ஏவிடம் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் கேட்டு மிரட்டிய தம்பதி கைது செய்யப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருப்பவர் எசந்திரன் இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்மன்பர் நான் தலைமை செயலகத்தில் இருந்து உள்துறை டிஎஸ்பி பேசுகிறேன் உங்கள் தொகுதி சம்பந்தமாக ஒரு புகார் வந்துள்ளது அதை சரிசெய்ய ரூபாய் இருபத்தைந்து லட்சம் செலவாகும் என்றார் மேலும் அவர் இதே போன்ற பிரச்சினை விளாத்திகுளம் எம்எல்ஏவுக்கும் ஏற்பட்டது அதை நான் சரி செய்து கொடுத்தேன் அவர் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் கொடுத்தார் அதேபோல் நீங்களும் இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளுங்கள் பணத்தை நான் சொல்லும் இடத்துக்கு கொண்டு வந்து தரவேண்டும் என்று கூறி இணைப்பை துண்டித்தார் இதையடுத்து எம்எல்ஏ சந்திரன் விளாத்திக்குளம் எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு கேட்டபோது தன்னிடமும் ஒரு நபர் பணம் கேட்டார் ஆனால் எனது தொகுதி பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அழைப்பை துண்டித்ததாக தெரிவித்தார் பின்னர் எம்எல்ஏ சந்திரன் மீண்டும் அந்த நபரை தொடர்பு கொண்டபோது தான் திருத்தணியில் தனியார் ஓட்டல் அருகே கருப்பு நிறக்காரில் வருகிறேன் அங்கு வந்து பணத்தை தரும்படி கூறினார் இதுகுறித்து எம்எல்ஏ சந்திரன் அளித்த புகாரின் பேரில் திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்மந்தர் சொன்ன ஓட்டல் அருகே மறைந்திருந்தனர் அப்போது அங்கு கருப்பு நிற காரில் வந்து இறங்கிய சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த விஜயகுமார் அவருடைய மனைவி யசோதா ஆகியோரிடம் எம்எல்ஏவின் உதவியாளர் சதீஷ் ரூபாய் நோட்டுகளை வைத்துக் கொடுத்தார் அதை யசோதா வாங்க முயன்றபோது அங்கு மறைந்து இருந்த போலீசார் கணவன் மனைவி இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து போலியான அடையாள அட்டை ஒட்டுநர் உரிமம் இரண்டு செல்போன்கள் கார் மற்றும் ரூபாய் பத்து ஆயிரத்தையும் கைப்பற்றினர் கைதான இருவரிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்